வீடியோ வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் வரும்போது வாட்ஸ்அப் மூலமாக எங்கிட்ட அந்த சாரீ சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரியுடைய டீட்டெயில் சொல்லிடுறேன் உங்களுக்கு பாடி ஆஃப் சாரி வந்து மேங்கோ எல்லோ கலர்லேயும் top and bottom contrast pink கலரில் வருதுங்க ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் sari number ninety four next வந்து நைன்ட்டி ஃபைவ் இது வந்து பியூர் காட்டன் சாரீங்க machine made normal hand wash பண்ணிக்கலாங்க ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டிஃப்னஸ்க்காக இல்லை ஸ்மூத்தாகவே போதும் அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணி வேர் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக தான் வரும் பாடி என்ன கலரோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சரி டபுள் ஷேடில் வருதுங்க அதாவது சாண்டில் கலரோட என்ன இருக்குது அப்படின்னா ராணி பிங்க்கு மிக்ஸ் ஆகிருக்கு sari number ninety six body of sari violet இதுவுமே டபுள் ஷேடு தாங்க எல்லாம் டபுள் கலர் மிக்சிங் அப்படிங்கிறதுனால எல்லாமே டபுள் ஷேடு தான் வரும் டபுள் ஷேட் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி ஃபோட்டோ வீடியோ ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது தான் ரொம்ப பெட்டராக இருக்குங்க கலரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டபுள் ஷேட் கலர்ஸ் வந்து எப்போவுமே எக்ஸாக்டாக வந்து ஃபோட்டோவில் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த மாதிரி டபுள் ஷேட் வர்றதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு video photo not only double ஷேடுங்க எல்லா கலர்ஸ்க்குமே நீங்கள் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டருங்க sari number ninety seven ninety செவனும் டபுள் ஷேடு தான் இதுவும் வந்து சாண்டில் கலர் அண்டு உங்களுக்கு லைட்டு பிங்க் கலர் என்ன இருக்கும் அப்படின்னா மிக்ஸ் ஆகிருக்கும் சாரியுடைய ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் sari number ninety six body of sari blue கலரில் இருக்குங்க லைட் ப்ளூவில் வரும் டாப் அண்ட் பாட்டமில் வர்றதுமே உங்களுக்கு லைட் கலரில் தான் வரும் பேஸ்டல் ஷேட் மாதிரி வரும் contrast sari number ninety nine இதுக்கு முன்னாடி பார்த்தது நைன்டி எயிட்டுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நைன்டி நைன் சப்போஸ் நம்பர் வந்து கரெக்டாக சொல்லலை அப்படின்னாலோ அல்லது நம்பர் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டாலோ நீங்கள் ப்ரீவியஸ் அண்ட் ஆஃப்டர் அந்த சாரியோடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்பிட்வீனில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களாலே ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் ஏன்னா கண்டினியூஸ் நம்பரில் தான் நம்ம சொல்லிட்டு வரோம் காமிச்சிட்டு வரோம் sari number ninety nine so இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவுமே டபுள் ஷேடு தாங்க உங்களுக்கு பீச் கலர் மாதிரி வரும் இதுலேயும் வந்து சாண்டிலோட தான் மிக்ஸ் ஆகிருக்கு ஆரஞ்சு கலர் அதனால் உங்களுக்கு அது பீச் மாதிரி தெரியும் next sari number hundred single சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஏன்னா இதில் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ நம்பர் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்லேயே சென்ட் பண்ணி கொடுக்குறோங்க இந்த சாரியுமே உங்களுக்கு டபுள் ஷேட் தான் சாண்டிலோட என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ராணி பிங்க் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அது பார்க்குறக்கு வந்து லைட் பிங்க் மாதிரி தெரியும் colour sari number one zero one இதுமே உங்களுக்கு சாண்டிலோட மெரூன் வந்து என்ன ஆயிருக்குன்னா மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ டபுள் ஷேட் மாதிரி தான் தெரியும் இந்த சாரீஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் ரீசெலர் எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் ஹோல்சேலர் எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் கஸ்டமராக இருந்தால் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் கஸ்டமர் கேர் நம்பர் கூட நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க கஸ்டமர் கேர் நம்பர் எதுக்கு அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஸ்டோரில் கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க என்னென்ன இருக்குது ஸ்டோரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கஸ்டமர் கேரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குற sari number one zero two இது பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்ச் கலர் இதுவுமே உங்களுக்கு டபுள் ஷேடு தான் எல்லோவோட மிக்ஸ் ஆகிருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்ட் பார்டர் வர மாதிரி இருந்தது அண்டு பாடியில் uh, பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புட்டா இருக்கும் அது ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கில் தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா பாடியில் எம்போஸ் டைப்பும் வருது அண்ட் ஆல்சோ புட்டாவும் வருதுங்க அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு ஜரி பார்டர் ஒரு ஒன் இன்ச்சுக்கும் வந்துடும் இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தான் அந்த ப்ளவுஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புட்டா இருக்காது அந்த எம்போஸ் டிசைன் மட்டும் வரும் ஆனால் இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த எம்போஸ் டிசைன் அண்ட் ஆல்சோ அந்த புட்டாவும் வருது இதோடைய ப்ரைஸுமே உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோங்க sari number one zero four இந்த சாரியுடைய கலர் எல்லோ கலர் மேங்கோ எல்லோவில் இருக்குங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது அண்ட் எல்லாமே பியூர் காட்டன் சாரீஸுங்க நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய சாரீஸ் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ண முடியுங்க next sari next pattern sari number one zero five so இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் என்ன அப்படின்னா எம்போஸாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு லைன் வந்த மாதிரி இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டான இருக்கும் யூஸ்வலாக எம்போஸ் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு தான் டாப் அண்ட் பாட்டம் வரக்கூடிய பார்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கு தான் இதுலேயும் ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க இந்த சாரியுடைய ப்ரைஸ்மே thousand two hundred rupees one thousand two hundred ருபீஸ்க்கு இது கிடைக்கும் sari number one zero six இந்த ஒன் ஜீரோ சிக்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா கலர் லெமன் எல்லோ கூட என்ன இருக்குது அப்படின்னா ராணி பிங்க் வந்து மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பரான குவாலிட்டிங்க இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ஒர்த்துங்க sari number one zero seven so நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்மக்கிட்ட கேட்குறதுனாலயே நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நிறைய இந்த சாரீஸை நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க அதாவது சாரீ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால தான் இந்த சாரீஸில் நம்ம அதிக கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் sari number one zero seven இதுவுமே double shade blue and lemon yellow கூட உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும் number one zero eight saree colour orange இதுவும் ஆரஞ்ச் வித் லெமன் yellow தாங்க இருக்கும் ஒன் ஜீரோ எயிட்டு ஸோ வீடியோவில் மட்டும் இல்லாமல் நீங்கள் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா மட்டுமே இன்னும் ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட புக் பண்ணலாம் ஏன்னா அந்த குரூப்ஸில் தான் நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம போடுறோம் அதாவது என்ன வீடியோ என்ன ப்ரைஸஸில் என்ன டைமுக்கு வரப்போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஷார்ட்ஸுடைய லிங்க் வந்து போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அதாவது க்ரீப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ அப்படி ஷேர் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வீடியோஸ் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆன் டைமில் சீக்கிரமாக நம்மக்கிட்ட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய குரூப்பையும் சரி அண்ட் யூடியூப் வீடியோஸையும் சரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ நல்லா சூப்பராக இருக்கக்கூடிய ஸோ சாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா கலர்ஸ் பார்த்துட்டிங்கனாலும் சரி இமீடியட்டாக என்ன ஆயிரும் அப்படின்னா புக் ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சாரியை டக்குன்னு எங்ககிட்ட புக் பண்ணிக்க முடியும் அதனால தான் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்த சரியுடைய நம்பர் ஒன் ஜீரோ நைனுங்க இது வந்து மஸ்டர்ட் எல்லோ அண்டு லெமன் உடைய மிக்சிங்கில் இருக்கக்கூடிய சாரீ இதில் பார்த்தது எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வேணும்னா மட்டுமே புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு மெசேஜோடு வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் ஒன் பை ஒன் மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிகிட்டே வருவோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்